ஜிங்கல் பேல் ஜிங்கல் பேல் ஜிங்கல் ஹாலிவே அதுக்கு அதுக்கு மேலே எனக்கே தெரியும் அதுக்கு மேலே எனக்கே தெரியாது ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் இது புதுசாக இருக்குது சேனல் இந்த நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேர் என்னது என்னது சிதிஷாவா ஓகே உங்களுக்கு கிறிஸ்மஸ் பற்றி என்னன்னு தெரியுமா கிறிஸ்மஸ்னா என்னது கிறிஸ்மஸ் இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து சாண்டா வருவார் தெரியுமா தாத்தா வந்து கிஃப்ட் எல்லாம் தருவார்ல அந்த தாத்தா இப்போ வந்தாருன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட என்ன கிஃப்ட் கேட்பீங்க கிச்சன் செட் என்னது kitchen set kit kitchen set வேணுமா எதுக்கு சமைக்கவா நீங்கள் என்ன கேட்பீங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாருன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராரு அவர் என்ன கிஃப்ட் கேட்பீங்க பாபி கார் பாபி கார் அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரியாது ஓ நீ அப்படி வரியா ஓகே உங்களுக்கு நீங்க என்ன கேப்பீங்க ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் Dress வேணுமா இல்ல அந்த பவர் வேணுமா ஸ்பைடர்மேன் Dress மட்டும் Dress மட்டும் இருந்தா போதுமா சூப்பரா காப்பத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே ஆமா ஸ்பைடர்மேன் இந்த Dress போட்டது வந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துக்கிட்டு ஸ்பைடர்மேன் சாண்டா கிளாஸ் இப்போ வந்து சாண்டா கிளாஸ் வந்து உங்ககிட்ட வராங்க ஓகேங்களா இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு ஒரு gift தரேன்னு சொல்றாரு நீங்க என்ன gift கேப்பீங்க கைட் கைட் தாத்தாடி வேணுமா ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க என்ன பண்ணாங்க இந்த வாட்டி இந்த வாட்டி Christmas tree Christmas tree Christmas ball stars light ஏர் ஃபோர் சீட்டில் டெக்கரேஷன் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா பண்ணேன் என்னது புரியல இங்கு சரண் லிங்கு சரணா லிங்கேஸ்வரனா மிஸ்டர் லிங்கேஸ்வரன் சூப்பர்ரா ஓகே கிறிஸ்மஸ் பற்றி தெரியுமா அதாவது என்ன தெரியும் எங்க சொல்லு முதல்ல அவரை பேச்சு அப்ப நீ மனப்பாடம் பண்ணல சரி ஓகே உனக்கு ஏதாவது கிஃப்ட் கேட்க வந்து சாண்டா கேட்டாரா என்ன கிஃப்ட் வாங்குவ என்ன கிஃப்ட் கேட்க என்ன வேணும்ப்பா உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் கௌதம் கௌதம் பிடிக்குமா கௌதம் யார் வேணுமா உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் கேளுங்க கௌதம் கௌதம் தான் வேணுமா கௌதம் யாரு கௌதம் உங்க நேம் என்னது சஜின் விஷ்ணு இன்னைக்கு என்ன டே தெரியுமா கிருஷ்ணா டே கிருஷ்ணா டே கிருஷ்ணா டேவா வேணாம்டா வேணாம்டா கிறிஸ்மஸா ஓகே உங்க ஸ்கூல்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களா இத ஸ்கூல் படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் எத்தனாவது படிக்கிறீங்க மூணு கிளாஸ் மூணு கிளாஸா எப்படி டெய்லி ஒரு கிளாஸ் போவீங்களா ஜோக் ஜோக் இல்லை இல்லையா இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எல்கேஜி படிக்கிறீங்களா சூப்பர் உங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா தெரியுமா உனக்கு தெரியுமா அவர் வந்து ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னால் என்ன கிஃப்ட் வாங்குவேன் ஹாப்பி பர்த்டே இப்போ வந்து சாண்டா கிளாஸ் தெரியுமா உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அவர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து கூப்பிட்டு கேட்பேன் ட்ரெஸ்ஸு தான் வேணுமா என்னது மித்ரனா ஓகே என்ன ரொம்ப குளிச்சிட்டியா நீ பிடிச்சிருந்ததா உனக்கு பிடிக்கலையா ஏன் உப்பு தண்ணி தண்ணியா சரி நாளைக்கு போர் போட்டு நல்ல தண்ணியாக மாற்றிடுவோமா சரி ஓகே நீ வந்து கிறிஸ்மஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு என்னது கிறிஸ்மஸ் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் கொஞ்சம் தான் தெரியுமா சரி தெரிஞ்சதை சொல்லு தெரியாதா காலிக்கு அப்பா கொடுத்துருக்குறானே ஏப்ரல் ஃபோன் வந்து சாண்டா தெரியுமா உங்களுக்கு கட்சி வருங்க சாண்டா தெரியுமா கிறிஸ்மஸ் தாத்தா சரி ஓகே அவர் வந்து இப்போ வந்து ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு தரேன்னு சொன்னா நீங்க என்ன கிஃப்ட் கேட்பீங்க பொம்மை பொம்மை வேணுமா என்ன மாதிரி பொம்மை கிறிஸ்மஸ் பொம்மை <laughs> வந்து வந்து வந்துட்டு ஒரு கிஃப்ட் கேட்டா என்ன கிஃப்ட் கேட்பேன் சைக்கிள் சைக்கிளா உனக்கு சைக்கிள் தான் வேணுமா சூப்பர் ஓகே இப்போ வந்து உங்கள் ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறீங்களா என்ன படிக்கிறீங்க எல்கேஜியா எல்கேஜியா படிக்கிறீங்க ஓகே உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்களா என்ன செலிப்ரேட் பண்ணாங்க கேக் பண்ணாங்களா டான்ஸ் பாட்டு பண்ணாங்களா நானே சொல்லிடுவா எல்லாத்தையும் நக்கல்யா அவனுக்கு ஹாய்டா உன் நேம் உன் நேம் என்ன மோனிஷ் மோனிஷ் ஓகே உங்க உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் பத்தில ஏதாவது தெரியுமா என்ன தெரியும் கிறிஸ்மஸ்க்கு அதிகமாக இந்த நம்ம ஊரில் செலப்ரேட் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் எல்லாம் செலக்ட் செலப்ரேட் பண்ணுவாங்க ஓகே அதுக்கடுத்து இங்கே அந்த ஊர்லலாம் ஸ்னோ பெய்யும் நம்ம ஊரில் ஸ்னோ பெய்யாது நம்ம oh. புது ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டுப்போம் அதுக்கடுத்து ah. மற்றவங்க வீட்டுக்கு போய் கிஃப்ட்லாம் வைப்போம் நான் பேர் ஓகே நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்தே வந்து இங்கே வருவாங்க ஓகே நிறைய பேர் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வந்து தருவாங்க ஓகே இப்போ சாண்டா இப்போ சாண்டா வந்து உன்கிட்ட ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னா நீ என்ன கிஃப்ட் கேட்ப ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் கேப்பியா super okay jingle bell jingle bell jingle all the way அதுக்கு அதுக்கு மேலே எனக்கு அதுக்கு மேலே எனக்கே தெரியாதுடா தேங்க்யூடா okay thank you happy Christmas happy Christmas okay எல்லாரும் வந்து இந்த சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்